வெல்கம் டு மை ஷெல்ஃப் இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்க டெல்கோனா காஃபி எப்படி செய்கிறது அதுவும் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ ஃபுல்லும் தொடர்ந்து பாருங்கள் பால் நல்லா கொதி வரும்போது நல்லா இஞ்சி வந்து நல்லா தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நான் ஒரு துண்டு இஞ்சி நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் அப்போ தான் அந்த இஞ்சி சாறு வந்து பாலில் ஃபுல்லாக இறங்கும் இப்போது நான் வந்து ப்ரூ பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் இன்ஸ்டன்ட் நீங்கள் எந்த ஒரு காஃபி தூள்னாலும் எடுத்துக்கலாம் இன்ஸ்டன்ட் ப்ரூ வந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ப்ரூ வந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகரும் மூணு சேர்த்துக்கிட்டா போதும் ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் தண்ணியும் அதே மாதிரி மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் ஆனால் நான் மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இடையில ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் மேக்ஸிமம் எதையும் ஸ்கிப் பண்ணாமல் காமிக்கணும் அப்படின்னு பார்த்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் கிளக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் நல்லா விப்பிடி க்ரீம் மாதிரி சூப்பராக வரும் இது இது விஸ்க்கு வச்சு செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆனால் எனக்கு வந்து ஸ்பூனை வச்சு பண்ணுறதுனால எனக்கு இருபது நிமிஷம் ஆச்சு இந்த மாதிரி கைப்பிடி இருக்கிற மாதிரி ஒரு இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி சாய்ச்சி வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியும் இது வந்து கரெக்டாக பத்து நிமிஷத்தில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பதத்தில் கிடச்சிது இன்னும் நல்லா பீட் பண்ண வேண்டியிருக்கு அப்புறம் இந்த இது பாருங்கள் கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கிடச்சிச்சு இப்போவே ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு நான் இந்த டைமில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இந்த காஃபி வந்து காஃபி பிரியர்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த மாதிரி க்ரீன் பதத்தில் எனக்கு கிடச்சிச்சு நம்ம வந்து காஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவு ஜில்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு இது சேர்த்துருக்கேன் அப்புறம் வந்து பால் வந்து நல்லா ஆறின பாலாக உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே இந்த க்ரீமில் வந்து நம்ம அஞ்சு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி தான் இந்த மாதிரி க்ரீமி பதத்தில் வச்சுருக்கோம் இப்போ வந்து க்ரீமை வந்து மேலே அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வந்து நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக பிஸ்கட்டை வந்து இந்த மாதிரி நொறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் டெல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு இந்த காஃபியை வந்து அப்படியே குடிக்கிறனாலும் குடிக்கலாம் ஆனால் காஃபி வந்து அப்படியே மேலே இருக்கிறதுனால ஸ்டார்டிங் காஃபி பிடிக்காதவங்களுக்கு வந்து இது ரொம்ப கசப்பாக தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக இதை வந்து ஒரு ஸ்பூனை வச்சு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குடிக்க போகிறேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கூலாக இருந்துச்சு அப்படி இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ